நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யாவருக்குமாம் இறைவருக்கு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு அறிவுரை யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் எவருக்கும் இன்னொரு அணுகிறாரு அதாவது நீங்கள் நானே எடுக்காட்டி கூட அதாவது நான் எதிர்பார்க்கறது நடுத்தர ஓரளவு வசதி உள்ளவங்க மூணு ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுத்தாங்கன்னா அதாவது யாவருக்குமா எதிர்க்கு ஒரு பச்சிலை நான் இந்த கோயில் கேட்டது இருக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் எவருக்குமா பசிற்கு ஒரு வாய்வு இது எங்களுக்கு கோசாலைகள் அமைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் எவருக்குமா உண்ணும்போது ஒரு கைப்பிடி அது வந்து நாங்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கோம் எனக்கு வந்து பிறவிலே என் மக ஹேண்டிகேப்டராக பிறந்தா எனக்கு மாற்றுத்திறனாளியாக பிறந்தா எனக்கும் வந்து ஒரு கண் பார்வை தான் ஒரு கண் பார்வை தெரியாது என்னை வந்து சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க நான் என் பொண்ணோட ரொம்ப சிரமப்பட்டேன் அவள் காலை நேராக்கி கொண்டாடுறதுக்கு அவளுடைய சின்ன வயசுலேருந்து போராடி பத்து வயசுக்கு தான் அவள் காலம் நல்லா கொண்டாந்தேன் அந்த நம்ம போராடின போராட்டம் நமக்கு நல்லா தெரிஞ்சதுனால அடுத்தவருடைய இப்போ வழி என்னங்கிறது நமக்கு தெரியும் நடந்த உண்மை இது ஒரு பையன் வந்து மூல வளர்ச்சி இல்லை அவனுக்கு கையும் கிடையாது அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா நம்ம தான் மூணு புள்ளைய பெற்றிருக்கோமே இந்த ஒரு புள்ளைய கொண்டுடுன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லி விஷம்லாம் அவட வாங்கி கொடுத்தாங்க சாப்பாட்டில் கலக்க சொல்லி இல்லை அந்த பையனை கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டுரு அவன் எங்கேயா போய் செத்து போட்டோன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஐடியாலாம் கொடுத்தாங்க அந்த பையன் வந்து எங்கிட்ட அழுதான் அக்கா நான் வந்து சாகிறதுக்கு முன்னாடி நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் ஸோ உனக்கு கண்ணு தானே ப்ராப்ளம் என் கண்ணை உனக்கு வச்சுக்க சொல்ல நான் அந்த மாதிரி போக போகிறேன் எங்கள் அப்பா என்னை சொல்லி சொல்லி டார்ச்சர் பண்ணுறாருன்னு இல்லைடா பண்ணலாம் பண்ணலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மாதம் மாதம் எங்கே யார்ட்டையாவது மளிகை சாமான் வாங்கி தொகுப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்போ அவங்க அப்பா கொஞ்சம் திட்டுறது குறைஞ்சிச்சு அப்புறம் வந்து அவன் வந்து என்ன பண்ணால் ஒரு நாலு நாள் வேலைக்கு போனான் சம்பாரிச்சு வந்து காமிச்சான் காசு ஒரு முந்நூறுரூபா அப்போ நான் சொன்னேன் இதை உனக்காக ச உனக்காக சேரு உனக்காக சேருனேன் இப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரு நான் சில நாள் வந்து அழுவான் அப்போம்போது என்ன சொன்னேன் நம்ம ஊரில் தானே உன்னைய தெரிஞ்சவங்க வேலை கொடுக்கல வெளியூரில் போய் பாரு இப்படியே பார்த்து பார்த்து இன்றைக்கி அவங்க அப்பா திட்டுறதும் விட்டு போச்சு அவனும் தொடர்ந்து வேலைக்கு போகிறான் அவனோட அந்த மாற்றுத்திறனாளி அவன் வந்து ஒரு மூளை வளர்ச்சி இல்லாதவங்கிறதே அவனுக்கு மறந்து போகிற அளவுக்கு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மூ ரெண்டு வருஷத்தில் மாற்றிருக்கோம் இந்த காமதேனு ட்ரஸ்ட்டை பற்றி ஐயா வந்து மலேசியாவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க கா காசி ஐயா எனக்கே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு ஏன்னா மாற்றுத்திறனாளி இன்றைக்கி வந்து ஒரு மனுஷங்களாக கூட பார்க்காத இந்த காலத்தில் ஐயா வந்து மாற்றுத்திறனாளியை பற்றியே எப்போவும் சிந்தனை பண்ணுறது வந்து நல்லா தெரியுது சென்னையில் வைர நகைகள் வாங்க R Arunachalam A Ramnath smart diamonds traditionally modern jewellery T Nagar Chennai ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் K N C diamonds carat and carat Arimalam Muthu Kannan Ranganayaki Kannan Nattukottai Nagarathar இணையவழி தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்பொழுது நாம் காரைக்குடியில் இருக்கிறோம் சீனா மேனா தெரு இங்கு காமதேனு செட்டிநாடு சமூக சேவை அறக்கட்டளை என்கிற ஒரு அமைப்பானது பயனாளிகளுக்கு சில உதவிகளை செய்வதற்காக ஒரு விழா இங்கு எடுக்க இருக்கிறார்கள் பொதுவாக நகரத்தார் சமூகம் என்பது உதவி செய்வதற்கு என்று இறைவனால் படைக்கப்பட்ட சமூகம் என்று கூட சொல்லலாம் பொதுவாக நம் நாம் செய்த கல்வி உதவியும் ஓரணி வெட்டியதும் உலகறியும் இப்பொழுது சின்ன சிறிய சிறிய உதவிகள் கூட தேவைப்படுகிற நிறைய சமூக மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் மூன்று பெண்மணிகளுக்கு வந்தது அதனுடைய விளைவுதான் இப்பொழுது செட்டிநாடு காமதேனு செட்டிநாடு சமூக சேவை அறக்கட்டளை இந்த அமைப்பை தொடங்குவதற்கு இந்த மூன்று பெண்மணிகள் காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறார்கள் இந்த அமைப்பை எப்படி தொடங்கினார்கள் அவர்களை பற்றிய சுய அறிமுகம் இப்பொழுது ஆச்சு வணக்கம் வணக்கம் நகரத்தார் அனைவ பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நகரத்தார் டிவிக்கும் என்னோட முதல் கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம் என் பெயர் விசாலாட்சி என் எனது மகள் பெரிய மகள் வள்ளியம்மை அவள் தேவகோட்டையில் செஞ்சிருக்கு இவ வந்து சிவகாமி இவளை புதுவையில் செஞ்சுருக்கு எங்கள் அப்பச்சி ரொம்ப பாடுபட்டாங்க இந்த இந்த ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு லைசன்ஸ் வாங்குறதுக்கு நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணோம் எங்களால் முடியல அந்த நேரத்தில் அப்பா எங்களால் இது முடியல நம்ம செய்வோம் ஆனால் அந்த லைசன்ஸ் வாங்கி முறைப்படி செய்யணும்னா ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு அது இல்லை நம்ம எல்லாமே முறைப்படி தான் செய்யணும் லைசன்ஸ் வாங்கி தான் பண்ணணும்னு சொல்லி இதுக்காகவே எங்கள் அப்பச்சி ரெண்டு பேர் பிடிச்சா தான் அவங்களால வர முடியும் அந்த சூழ்நிலையிலையும் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு எண்பத்தி ரெண்டு வயசு அவங்க கம்பெனி தான் நடப்பாங்க நடந்து வந்து இது ஆரம்பிச்சிடணும் எப்படியும் பண்ணிடணும்னு அங்கேருந்து மலேசியாவிலேருந்து ரெண்டு பேர் உதவியோடு வந்து இங்கே மனு அலுவலகத்துக்கு இந்த ஒரு நாலஞ்சு நாள் நடையாக நடந்து இல்லை அது கொண்டாங்க இதை கொண்டாங்க அது வேணும் இது வேணும் நாங்கள் அவ்வளவுக்கும் போராடி அது இதை பண்ணி இதை எங்களுக்கு வந்து இந்த இதை ஆரம்பித்தோம் வணக்கம் நமச்சிவாய வாழ்க என் பேர் காசிட்டியார் எங்கள் ஊர் புதுவையர் நாங்கள் இளையத்துக்குடி பட்டசாமி எங்கள் அப்பச்சி பேர் அருணாச்சல் செட்டியார் எங்கள் ஐயா பேர் பட்டுக்கோட்டை காசி செட்டியார் நாங்கள் அதாவது இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிச்சிடும் நோக்கம் வந்து ஏழை எடுக்க ரொம்ப ஏழை இயலாதவர்களுக்கு உதவி செய்யறது அதாவது டிசிபிள் இயலாதவர்கள் வயசானவங்க ஊனமுற்றவர்கள் பல மாதிரி ஊனமுற்றவர்கள் பல மாதிரி கேட்டகரி சொல்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க அதாவது சோம்பேறிகளை வளர்க்கறது இல்லை நாங்கள் இங்கே வசூல் பண்ணி எல்லாத்தையும் போட்டு சோம்பேறிகளை வளர்க்குறது எங்களோட நோக்கம் இல்லை எங்களுக்கு நாங்கள் வந்து உண்மையிலேயே வே வருமானம் கிடைக்காத வேலை செய்ய முடியாத அதுவர்களுக்கு உதவி செய்ய பார்க்குறோம் வயசானவங்களும் அதில் வருவாங்க காரைக்குடியில் இது இப்போ என் மக வீட்டில் புதுக்கி தொடங்கி தொடங்கி இருக்கிறோம் இதை வந்து நாங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு விரிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் அதாவது இதை நாங்கள் ஆரம்பித்தது ரிஜிஸ்டர் பண்ணது ஜூலை மாதம் இப்போ சில மாதங்கள் ஆச்சு இது நாங்கள் ஒரு நாள் கனவு எனக்கு தோணுச்சு அதை வச்சு தான் கோசாவை தான் முதல்ல ஆரம்பித்தோம் அப்புறம் மற்ற எல்லா ஒரு ஏழை எண்ணி பதிவு செய்து சேர்த்தோம் ஏழை எண்ணி பதிவு செய்த முன்னாடி கொண்டாந்துருக்கோம் பின்னாடி இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா ஏழைகளுக்கு வீடுகளை கொண்டு போய் கொடுப்போம் ஏழைகள்லாம் ஏழாதவர்களுக்கும் ஏழாதவர்களுக்கும் அந்த வயதியர்களுக்கும் ரொம்ப முடியாதவர்களுக்கு நாங்கள் இரநூறு முந்நூறு பேர் நாலு பேருக்கு செய்ய ஆசைப்படலாம் காரணத்தினால வனவாசிகள் காரணத்தினால இப்போதைக்கு ஒரு பதினாறு பேருக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறோம் இதுக்கு பல பேர் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க இந்த செட்டியார் சமுதாயமே உதவி செய்கிறாங்க இஸ்லாமியர்களும் உதவி செய்கிறாங்க எல்லோரும் கலந்து உதவி செய்கிறாங்க யார் உதவி செய்கிறது யாரையும் இப்போ சொல்கிறதுக்கு இல்லை மலேசியாவில் கூட என் நண்பர்கள் எனக்கு உதவி செய்கிறாங்க நான் வந்து கோலாலம்பூரில் இருக்கிறேன் நாங்கள் வந்து இப்போ இந்த இது முதல்ல அவங்க இந்த ஏழைகளுக்கு என்ன செய்யப்படும்னா எழுநூற்றம்பது ரூபாய்க்கு உணவுப் பொருள் அதாவது மளிகை பொருளை வாங்கி கொண்டு போய் அவங்க வீடுகளை கொண்டு தான் எங்களை திட்டம் உண்மையிலேயே இன்றைக்கு அவங்களை வர சொல்கிறது எங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியில் தான் என்ன செய்கிறது நாங்கள் இந்த உலகத்துக்கு காட்டணும் என்ன தொண்டு செய்ய பார்க்குறோம் என்ன திட்டம் பண்ணுறோம் யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு வேறு வழி தெரியாதனால நாங்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கோம் அவங்களாம் வந்திருக்காங்க உண்மையிலே அவங்கள்ட்டெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எங்கள் இந்த விழாவுக்கு வந்திருக்கிற எல்லோரையும் கைகூப்பி வணங்கி கேட்டுக்கிறேன் நான் எல்லாருக்கும் தனித்தனியாக பேர் சொல்லி சொல்கிறது சிரமமாக இருக்கு அவங்ககிட்ட டயர் ரொம்ப கொடுக்க கொடுக்க முடியாதுங்கிறாங்க டயர் ரொம்ப எடுத்தால் எல்லோரும் பார்க்க மாட்டாங்களாம் அதனால டயர் சுருக்கி பேச வேண்டியா இருக்குது எனக்கு இந்த புஸ்தகத்தை அதாவது நாங்கள் வந்து இப்போ எங்கள் இயக்கத்தில் முதல் பணியாக ஒரு காரியம் செய்கிறோம் அதாவது ஒன்று இவங்க ஏழைகள் வீட்டில் கொண்டு போய் கொடுத்து வர்றது இந்த இது மட்டும் தான் எல்லாம் கூப்பிட்றோம் அப்புறம் தான் வாசம் வாசம் கொண்டு போய் அவங்க வீடு கொடுக்க போகிறோம் இதுக்கு பொருள் கொடுக்குறாங்க பல பேர் எனக்கு பொருள் கொடுத்துருக்காங்க இது பணம் கொடுத்துருக்காங்க எங்கள் எங்கள் உற்றார் ஒரு அதோடய பேர்கள்லாம் அவருடைய மகன் சொல்லுவான்னு நினைக்கிறேன் எனக்கு செஞ்ச பேர்கள் நான் சொல்லிடுறேன் நாகப்பு செட்டியார் கடியாப்பட்டி மற்றபடி இங்கே வரிசையில் கதிரேசி செஞ்சார் இருக்காங்க அவங்க எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க மகாலட்சுமி மாணவர்கள் அம்மா இருக்காங்க அவங்க ஒரு உதவி செஞ்சுருக்காங்க இந்த பல பேர் உதவி செய்ய ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து முருகன் ஒருத்தர் உதவி செஞ்சுருக்காரு ஊரில் இருக்கார் இப்போ அவர் உதவி செஞ்சுருக்காரு இப்படி பல பேர் எங்களுக்கு உதவி செஞ்சார் உதவிகளை கொண்டு தான் நாங்கள் செய்கிறோம் அதாவது இவங்களுக்கு முதல்ல வீடுகளை கொண்டு போய் இந்த உணவு கொண்டு கொடுக்கறது எங்களுடைய அடுத்த திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊனமுற்றோருடைய குழந்தைகள் படிப்பு அதாவது ஊனமுற்றோருடைய குழந்தைகள் இருக்காங்கல்ல அவங்க படிப்பு உண்மையிலே பிரச்சனைக்கு உரியதாக இருக்கலாம் அவங்களுக்கு ப பிள்ளைகள் படிப்புக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்ய நிற்கிறோம் முதல்ல சாதாரண ஏழைகளை விட்டுட்டு இந்த ஊனமுற்றோருடைய குழந்தைகளுடைய பிள்ளைகள் படிப்பை கவனிக்க பார்க்குறோம் அடுத்து நாங்கள் இந்த ஊனமுற்றவர்கள் வயதியர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற கிளினிக் இதுக்கு போகிற அவங்கள கூட்டிகிட்டு வந்து கொண்டு போய் விடணும்னு பார்க்குறோம் நாங்கள் டாக்டர்கள் வச்சு வைத்தியம் பார்க்கவோ அதுக்கெல்லாம் நாங்கள் இப்போதைக்கு போகலை இப்போதைக்கு எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை ஆனால் நாங்கள் என்ன செய்ய பார்க்குறோம் அவங்க வந்து பாரு கொஞ்சம் முடியல சளி காய்ச்சல் இப்போ இந்த நேரில் சளி காய்ச்சல்லாம் சும்மா இருக்கக்கூடாது அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அணுகணும் பார்க்கணும் செக் பண்ணணும் இதெல்லாம் செய்யணும் அவங்க பொருளாதார வசதி குறைவினால சும்மா இருந்துருவாங்க வீட்டில் அப்படி இருக்காமல் அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து கொண்டு போய் விடுறது இது எங்களுடைய சேவையாக எங்களுடைய வந்து கூட்டு வந்து கொண்டு உள்ளது இந்த ஒரு சேவை செய்ய பார்க்குறோம் இதுக்கு வாகனங்கள்லாம் தேவை எல்லாம் எங்களுக்கு உதவிகள் கிடைச்சிடும் நம்புகிறோம் நம்ம சமுதாயம் எவ்வளவோ எல்லா ஊர்களையும் பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க டாக்டர் அளவுச்சிட்டார் காரைக்குட கல்லூரி அமைச்சார் சிக்கிலி அமைக்கிறதுக்கு வழிவகுத்தார் கருப்பு தியாகராஜன் காலேஜ் கட்டினார் எல்லா ஊர்லேயும் சரி ஸ்கூல் கட்டியிருக்காங்க எங்களை மறுக்க முடியாது ராஜேஷ் அண்ணா யூனிவர்சிட்டியாக இந்தியாவுடைய ரெண்டாவது யூனிவர்சிட்டியை கட்டியிருக்காங்க இதெல்லாம் குறிப்பிடத்தக்கது இது நம்மளால நினச்சாலும் நம்மளால நிறைய சொத்துக்கள் இருக்குது அதாவது நான் இது சிட்டியாரிலிருந்து ஒரு குடும்பம் என்னை பொறுத்தவரை ஒரு குடும்பம் அதாவது அது ஒம்பது பேருடைய குட்டியை தான் நம்ம ஒம்பது இருக்கும் ஒம்பது ஆட்சிகளுக்கும் திறமையான சிட்டியார்களுக்கும் திறமையான ஆட்சிகளுக்கும் பிறந்த குட்டியை தான் நம்ம அவங்களுடைய பேரம்பேத்தியை தான் நம்ம எல்லாரும் அதனால் நம்ம எல்லோரும் ஒரு குடும்பம் கூட என்னுடைய என்னுடைய என்னுடைய சிந்தனை அதன்படி நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் எனக்கு கை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் பல பேர் கை கொடுத்து வந்திருக்காங்க அங்கேயும் வந்திருக்காங்க எனக்கு அவங்க பேரெல்லாம் சொல்ல அந்த பல பேர் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க எல்லாரையும் பேர் குறிப்பிடுறதுக்கு டைம் இல்லாத மாதிரி இருக்கிறதால் நான் திட்டங்களை சொல்ல வேண்டியா இருக்குது அப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு இருபது ஏக்கர் இடம் தேடுறோம் எங்கேன்னு கேட்டால் இதுக்கு அதாவது ஐயப்பன் கோயிலுக்கு போகிற பாதையோ போகிற பாதையாக இருக்கணும் பழனிக்கு போகிற பாதையாக இருக்கணும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிற பாதை பாத யாத்திரைகள் போகிற பாதையாக இருக்கணும் அந்த பாதைகளில் நமக்கு ஒரு பதினஞ்சு ஏக்கர் இடம் அமைஞ்சால் அங்கே ஒரு பெரிய மகாலட்சுமியை கட்டுறதுக்கு திட்டமிட்டிருக்கோம் அந்த மகாலட்சுமியை அதாவது கேள்விப்பட்டிருக்கீங்க மலேசியா பொருளையும் இது சேலம் முத்துமலையிலையும் ரெண்டு முருகனையும் கட்டி கட்ட சிற்பி தான் அவர் உலகம் புகழ்பெற்ற சிற்பி திருவாரூர் தியாகராஜன் அவரை கொண்டு கட்ட பார்க்குறோம் அவர் திருவாரூரில் சேலத்தில் ஒரு மகாலட்சுமி கட்டிக்கிட்டு இருக்காரு இன்னும் இன்னொரு ஊரில் முகா முருகன் இது கட்டுறாரு அவரை கொண்டு ஒரு மகாலட்சுமி எழுப்ப பார்க்குறோம் அது அந்த கோயில் எழுப்பினா எங்களுக்கு ஒட்டி வருமானங்கள் கிடைக்கும் அதை அதை கொண்டு இதுக்கு நடத்தலாம்னு பார்க்குறோம் அதுக்கு எல்லோரும் உதவிகள் செய்யணும் அது பிரம்மாண்டமான செலவு தான் அதே காமதேனுக்காக ஒரு பெரிய கோயில் கட்ட பார்க்குறோம் அந்த காமதேனு கோயிலுக்கு எல்லா சன்னியாரங்களும் இருக்கும் அந்த சன்னியாரங்களில் அபிஷேகங்கள் நம்மளே செய்யக்கூடிய அளவுக்கு ஏற்பாடுகள் பண்ணணும்னு பார்க்குறோம் அதில் சிற்பி சிற்பிகளை கலக்கணும்னா இன்னும் முழுக்க எனக்கு தெரியாது அவங்களெல்லாம் கலந்து தான் அதை முடிவு செய்ய முடியும் மற்றபடி நாங்கள் அங்கே ஒரு ஹோம் கிட்ட பார்க்குறோம் ஆயிரம் பேர் தங்கக்கூடிய ஹோமாக இருக்கணும் ஆயிரம் ஊனமற்றோர் வயது வீரர்கள் தங்கக்கூடிய ஹோமாக இருக்கணும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அதே இடத்துல அதை பதினஞ்சு இருபது ஏக்கரில் கிட்ட பார்க்குறோம் அதை அதாவது மகாலட்சுமீஸ்வரே காமதேனு கோவில் இந்த ஹோ அப்புறம் ஒரு அணை அடுப்பு வள்ளுவருடைய அணை அடுப்பு அங்கே எப்போ அன்ன அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கணும் அன்னதான குடும்பம் வைப்போம் அங்கே மண்டபங்கள் வந்து வழிபோக்குகள் தங்கி போகிறதுக்கான மண்டபங்கள் எல்லாம் அமைக்க பார்க்குறோம் இதுக்கெல்லாம் ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே செலவாகணும் எதிர்பார்க்குறேன் இடம் இடம் வேணால் இடம் இடத்தை யாராவது தானமாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன் இந்த நேரத்தில் நம்ம சமுதாயத்தை கேட்குறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் கேட்குறேன் மற்றவங்க உடல்கள் இருக்காங்க அவங்கள கொடுக்கலாம் அதுபோக இதுதான் நம்மளுடைய முதல் தளபதியையும் கேட்டுக்கிறேன் அவர் ஏதாவது எங்கள் எங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து ஏதாவது இடம் கொடுத்து உதவி செஞ்சாங்கன்னா நாங்கள் எதாவது கட்டிக்க இது கொண்டு வரலாம் அதாவது எங்களுக்கு வீசுக்கு கொடுத்தா இதெல்லாம் கட்டுறது சிரமமாக இருக்கலாம் எங்களுக்கு இடத்த குறைந்த விலையிலையாவது கிரயம் பண்ணி கொடுத்தாங்கன்னா உதவியாக இருக்கும் மற்றபடி எங்களுக்கு ஒரு எழுபது எண்பது ஏக்கர் இடம் தேடி அதில் கோசாலை அமைக்க பார்க்குறோம் கோசாலைன்னா நாங்கள் வந்து மாடுகளை நல்ல முறையில் பராமரிக்கணும்னு எனக்கு வச்சுட்டேன் எங்களுடைய கோசாலையில் ரெண்டாயிரம் மாடுகள் பராமரிக்கணும்னு எனக்கு ஆசை அதாவது நல்ல பால் எடுக்கிற மாடுகள் ஒரு எழுநூறு எண்ணூறு மாடுகள் கொண்டு வர்றது அதையெல்லாம் கோதானத்து வழி வழியாக தான் நாங்கள் எடுப்போம் கோதானம் சொல்ல தராங்களே அதன் வழியாக தான் எடுக்கிறது திட்டமிடுறோம் மற்றபடி நம்ம பகுதியில் வெட்டுக்கு போகாதபடி காளைகள் தடு தடுக்கிறது வெட்டுக்கு போகாதபடி பசுக்களை பால் எடுக்காத மாடுகளை ஏழு விவசாயிகள் வச்சுக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது எதுவும் விலைக்கு விற்பாங்க அதுக்கப்புறம் அது என்ன நடக்கும் அது என்ன ஆகுங்கிறத அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதுகளுக்கு போனால் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நாங்கள் வச்சுக்குவோம் நாங்கள் வந்து இந்த சொல்ல விருத்தாச்சலத்தில் நாங்கள் ஒரு கோசாலை நடந்துக்கிட்டே இருக்குது என் தம்பியை நான் அவங்க எங்கள் பங்காளி வீட்டில் பல பேர் சேர்ந்து இன்னும் சில நண்பர்களாக சேர்ந்து ஆரம்பித்தது அது நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு என் தம்பி நாராயணன் அவங்களோட சேர்ந்து என் தம்பி நாராயணன் அஞ்சு படிப்படைகளை அமைச்சிருக்கிறேன் காரைக்குடியில் அவருடைய கல்விப்பணி குறிப்பிடத்தக்கது இது இது எல்லாத்தையும் நான் எதைய சொல்ல வரேன்னா இந்த நம்ம தர்மங்கள் நிறைய அதாவது யாருக்குமோ இறைவருக்குள் பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் எவருக்கும் இன்னொரு அணிகிறாரு அதாவது நீங்கள் நானே எடுக்காட்டி கூட அதாவது நான் எதிர்பார்க்கறது நடுத்தர ஓரளவு வசதி உள்ளவங்க மூணு ரூபா ஒரு நாளைக்கு கொடுத்தாங்கன்னா அதாவது யாருக்குமா எதிர்க்கு ஒரு பச்சிலை நான் இந்த கோயில் இருக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாய்வு இது எங்களுக்கு கோசாலைகள் அமைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் எவருக்குமோ உண்ணும்போது ஒரு கைப்பிடி அது வந்து நாங்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கோம் மூணு தானங்களே மூணு மூணு விதமான இதுகளையே அவர் சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு லா அது அன்ரிட்டன் லா அது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அது அன்ரிட்டன் லா மற்றபடி எத்தனையோ திருமறை சொல்லலாம் நாங்கள் வந்து இப்போ இது ஆரம்பிச்சிருக்கிறோம் அதாவது நமச்சிவாய் எழுதுறதுக்கு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம் அந்த புஸ்தகத்தை இங்கே இதில் பார்க்கலாம் நீங்கள் எங்களுடைய அந்த நிகழ்ச்சியெலாம் இங்கே வச்சுருக்காங்க பார்க்கலாம் அந்த புஸ்தகத்து வழியாக நாங்கள் வந்து ஒரு கோடி முறை ஒரு கோடி முறை நமச்சிவாய் எழுதுறவங்களுக்கு திட்டம் போட்டிருக்கோம் அந்த ஒரு கோடி முறை வந்து வர ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதிக்குள்ள முடிச்சிருக்கோம் சே சேர்றவங்களாம் அவங்களுடைய பேர் டெலிஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தாங்கன்னா அதன் வழியாக எங்களை தொடர்பு கொண்டு அதை அவங்க எத்தனை எத்தனை எழுதியிருக்காங்க பதிஞ்சாங்கன்னா நாங்கள் அதை கிடைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கோம் அதை எல்லோரும் தயவுசெய்து செய்யணும் நாங்கள் மலேசியாவுக்கு ஒரு ஆயிரத்தி எட்டு புஸ்தகம் கொண்டு வர்றதில்ல அது மலேசியாவோட நண்பர்கள்ட்டையும் கொடுத்து இங்கே அருள்நெறி திருக்கூட்டம் இருக்காங்க அவங்கள்ட்டையும் கொடுத்து நாங்கள் எழு எழுத சொல்ல பார்க்குறோம் அது இது எல்லோரும் இதே இந்த பணியை எல்லோரும் எழுதுகிறோம் நமச்சிவாயம் சொல் எழுதுறது எவ்வளோ புண்ணியம் இருக்குது சரிங்க இதை இதை எழுதுங்க இன்னும் நிறைய பேசணும்னு எனக்கு ஆசை இருக்குது நான் பேச வாய்ப்பு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் எல்லா உதவி செஞ்ச எல்லாரையும் நான் சொல்ல ஒரு விட்டு தான் எங்களை மன்னிச்சிங்க எல்லாருக்கும் அங்கே வந்துருக்க ஊனமுட்டு தொழில் நான் ரொம்ப க வணங்கி கேட்டுக்கிறேன் எங்களை மன்னிச்சிங்க உங்களோட வீடு வர இங்கே இடத்துக்கு இனிமே உங்களை வர வைக்க மாட்டோம் உங்கள் இடத்த கொண்டாந்து எங்கள் நாங்கள் செய்த சிறு தர்மத்தை உங்கள் வீட்டை கொண்டாந்து கொடுத்துருப்போம் எல்லோரும் ஊனமுற்றவர்கள் அவங்களுடைய ஊர் அவங்களுடைய பிரச்சனைகள் இருந்து அவங்களுடைய அந்த மருத்துவ பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும்னு பிரார்த்திக்கிறேன் அது ஊனமுற்றவர்களாக தினம் இருக்கணும் அவசியம் இல்லை அவங்க டெவலப் ஆகி பெட்டராக வரணும்னு நான் வழிபடுறேன் எதுவும் நினச்சா முடியாதது இல்லை இவர் குருவர் பேச முடியாதவர் பேசினார் முருகன் அருவாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதனால் எதுவும் நினச்சா முடியாது இல்லை எல்லாம் எதுவும் வணங்கி வேண்டுகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் எங்களுடைய ட்ரஸ்ட் நல்லபடியாக நடக்கணும் எல்லாரும் எங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அருள் அரசாங்கமும் எங்களுக்கு உதவி செய்யணும் கிடைக்கும் அது மாதிரி இன்னும் தீபாவளியும் போதும் நாங்கள் நகராஜ எல்லாருமா சேர்ந்து எங்களுடைய கொழுதுனார் பையனும் இதுக்கு ரொம்ப இடம் பார்க்குறதுக்கெலாம் ரொம்ப அலைஞ்சாங்க நாங்கள் முதல் இடம் வெளியே பிடிச்சிடுவோம் வாடகைக்கு பிடிச்சி பண்ணிவிடுவோம் இந்த வீடுலாம் வேலை பார்த்துட்டு இருந்தோம் சரி வேலை பார்த்துட்டு இருக்கமே வெளியே வாடகைக்கு பிடிச்சி பண்ணிவிடுவோம்னு சொல்லி நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணோம் அப்போ யாரும் வாடகைக்கு கொடுக்க யோசிச்சுட்டு இருந்தாங்க ட்ரஸ்ட்டுங்கையில் சரி நம்ம பெரிய வீடு தான் இருக்கே நம்ம இதில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணோம் அந்த வீடு இன்னும் வேலைகள் முடியலையேப்பா முடிச்சு பண்ணுவோம்னா இல்லை அலை முத்து முத்தெடுக்க முடியாது நம்ம செய்கிற கடமே நம்ம செஞ்சுட்டு வருவோம் சரியாக வந்துடும் நாங்கள் அப்புறம் அப்படி தான் தீபாவளியும் போதும் எல்லாட்டையும் எல்லாரையும் சூஸ் பண்ணி யார் யார் உண்மையான தேவைப்படுதோ ரொம்ப ஏழ்மை நிலையிலையும் முடியாமல் ஊனமுற்றோராகவும் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்தோம் ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு கொடுத்தோம் இருபது பேர் தான் நினச்சோம் வந்துட்டாங்க ஒன்றுன்னா அப்புறம் சரி இருபத்தஞ்சி பேருக்கு அவங்க பொருள் உதவி செஞ்சோம் கொஞ்ச நாள் சென்றால் நம்ம ட்ரஸ்ட்டு பெருசாக வளர்ந்துட்டா அவங்கள கூட்டியாந்து வச்சுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டால் வச்சுக்குவோம் தேவைப்படுறவங்களை இல்லைன்னா ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்தால் அப்படி இல்லைன்னா கொண்டே பொருள்களை கொடுப்போங்கிற மாதிரி முடிவு பண்ணி இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் அதேமாரி மாதாந்திர பொருள் கொண்டே அவங்கவுங்க வீட்டில் சேர்க்குறதா இருக்கும் இப்போ இந்த விழா தொடக்கத்துக்கு வந்து மாதாந்திர பொருளை இல்லை நாங்களும் இன்னும் சிலரும் சேர்ந்து கொடுக்குறதா இருக்கோம் இது வந்து ரேஷனில் தரப்படாத ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உண்டான பொருள் ப்ளஸ் இரநூறுபாய்க்கு தீபாவளி கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தொடங்கியிருக்கீங்க இது மூணு பேரும் தான் தொடங்கியிருக்கீங்க இதை பற்றி தெளிவாக சொல்லிட்டீங்க உங்களை பற்றி ஒரு அறிமுகம் நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு அறிமுகம் நாங்கள் வந்து இங்கே வந்து நான் பட்டுக்கோட்டையார் ரூட்டில் பிறந்தவ எங்கள் அப்பாச்சா ஐயாலாம் அந்த காலத்துலேருந்தே எங்கள் பாட்டு ஐயாலாம் வந்து விருத்தாச்சலத்தில் பெரிய சத்திரம் அமைச்சு இன்னைய வரைக்கும் அன்னதானம் நடக்குது அங்கே பசுமடம் இருக்குது அங்கே விருத்தாச்சலத்தில் அதே மாதிரி நிறையா பண்ணவங்க இங்கே எங்கள் பாட்டியுமே இந்த நான் என்னை வந்து அம்மையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது அங்கேயுமே இங்கேயுமே எங்கள் பாட்டிலாம் நிறையா சேவைகள் பண்ணியிருக்காங்க கோயிலுக்கெலாம் எங்கள் செட்டியார் நாங்கள் பிள்ளையார்பட்டி கோயிலை சேர்ந்தவங்க எங்கள் செட்டியார் பிள்ளையார்பட்டியில் ரோசையானே அவங்களுக்கு தனி பெயர் கோயிலுக்காக நல்லா உழைப்பாக ஓடி ஓடி அப்பச்சி மாரிலாம் யாரும் வேலை வாங்க முடியாது ஆயிரம் பேரை வச்சு கூட வேலை வாங்கக்கூடிய தகுதி உள்ளவங்க அப்பச்சிம்பாங்க இப்போ எங்கள் செட்டியார் தடவை மூணு வருஷம் ஆகுது எனக்கு வந்து பிறவிலே என் மக ஹேண்டிகேப்டராக பிறந்தா எனக்கு மாற்றுத்திறனாளியாக மாற்றுத்திறனாளியாக பிறந்தா எனக்கும் வந்து ஒரு கண் பார்வை தான் ஒரு கண் பார்வை தெரியாது என்னை வந்து சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. நான் என் பொண்ணோட ரொம்ப சிரமப்பட்டேன். அவள் காலை நேராக்கி கொண்டாடுறதுக்கு. அவளுடைய சின்ன வயசுலேருந்து போராடி பத்து வயசுக்கு தான் அவள் காலை நல்லா கொண்டாந்தேன். அந்த நம்ம போராடின போராட்டம் நமக்கு நல்லா தெரிஞ்சதுனால, அடுத்தவருடைய இப்போ வழி என்னங்கிறது நமக்கு தெரியும். இது இது இது கூட ஒரு காரணம். நீங்கள் இந்த ட்ரஸ்ட்டு. நல்ல காரணம், நல்ல காரணம். நான் வந்து அந்த காலத்திலேயே என் மக படிக்கிற காலத்துலேயே நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண போகும்போதுலாம் சொல்லுவாங்க, நீங்கள் வசதியானவங்க, நீங்கள் பார்த்துட்டீங்க. நாங்கள்லாம் பார்க்க முடியலன்னு" மகரிஷி ஸ்கூலில் படித்தா என் மக. அப்போ ஒரு ஆயாமாவோட பிள்ளை உடனே நீங்கள் வாங்க நாங்கள் உங்களையும் கூட்டிகிட்டு போய் பார்க்குறோம்னு சொல்லி டாக்டர் மட்டும் செய்ய முடியும்னா உங்களுக்கு எப்படி நான் செஞ்சு தரேன்னு சொல்லி அப்பயே சின்ன சின்னமாக எங்கள் அப்பச்சிட்டையும் வாங்கி நானும் போட்டு தெரிஞ்சு வரைஞ்சவங்கள்ட்டையும் வாங்கி அந்த பிள்ளையை காலை குணமாக்கி கொடுத்தோம் இதுமாரி அப்பா சின்ன வயசுலேருந்து ஏதோ செய்யணும் செய்யணுங்கிறதே எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து நம்ம பட்டுட்டோம் அடுத்தவங்களுடைய வேதனை நமக்கு நல்லா தெரியும் அதனால அவங்களுக்கு உதவணுங்கிறது என்னுடைய இதாக இருந்துச்சு வணக்கம் என் பேர் சிவகாமி எங்கள் அப்பா பேர் விசா பழனியப்பன் எங்கள் அம்மா பேர் விசாலாட்சி எங்கள் அக்கா பேர் வள்ளியம்மை நான் பிறந்த ஊர் காரைக்குடி அரசப்ப செட்டியார் வீடு என்னை செஞ்சது வந்து என்னை செஞ்சது வந்து புதுவேல் ஓட்டு வீடு நான் பிறக்கும் மாதிரி ஊனமாக பிறந்துட்டேன் நான் நடக்கவே முடியாமல் இருந்தேன் எங்கள் அம்மா ரொம்ப போராடி தேவதாஸ் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பாடுபட்டு அரும்பாடுபட்டு என்னை நடக்க வச்சுட்டாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி என்னை மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது அவங்க அவங்களுக்கும் இந்த மாதிரிலாம் எங்கள் மகிழ்ச்சியில் ஆயம்மா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அது மாதிரி தொடர்ந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி சேவை செய்யணும் காமெடி இன்ட்ரெஸ்ட் காரைக்குடியில் நல்லபடியாக செல் பண்ணணும் அப்படின்னு எங்கள் அம்மா நான் எங்கள் அக்கா மூணு பேரும் செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஆச்சு நீங்கள் வந்து ஒரு பிறவியில் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்க இருந்ததுனால அவங்களுடைய சிரமம் தெரியும் அதனால் உதவி பண்ணணுங்கிற என்ன உங்களுக்கு நான் கஷ்டப்பட வேறு யாரும் கஷ்டப்படக்கூடாது இப்போ வந்து அதுக்கு வந்து உங்கள் உங்களுடைய உங்கள் செட்டியார் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களும் ஃபுல் சப்போர்ட்டாக என்ன மாதிரி பார்க்கணும் அவங்களும் ஹெல்ப் பண்ணணும் இன்வால்வ் இன்வால்வ் ஆகிருக்காங்க இது வந்து நீங்கள் எப்படி நீங்கள் மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தொடங்குனீங்களா எப்படி இந்த ட்ரெஸ் ஆரம்பிக்கப்பட்டது அம்மா ஐயா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்வ் அவங்கள மூலமாக நாங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு ஈடுபட்டிருக்கோம் நீங்கள் அறிமுகப்படுத்திங்க நகரத்தார் நாட்டுக்கோட்டை டிவி நேர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் வள்ளியம்மை நான் காரைக்குடி வசித்து வருகிறேன் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது தேவோட திருச்சுளியார் வீடு காமதேனு சமூக சேவை அறக்கட்டளையில் எங்கள் தாத்தாவின் ஆசீர்வாதப்படியும் எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதப்படியும் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஏழை எளியவர்களுக்கும் ஊனம் ஊனமுற்றவர்களுக்கும் முதியோர்களுக்கும் எங்களால் முடிந்த உதவிகளை சிறு உதவிகளை செய்து கொடுக்கிறோம் மாதம் மாதம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி இரநூத்தம்பது ரூபா போடக்கூடிய பொருட்களை நாங்கள் வாங்கி கொடுப்பதாக திட்டம் திட்டிருக்கோம் அதுபடி செயல்படுகிறோம் எத்தனை எவ்வளவு நாளாக அந்த சேவையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க போன தீபாவளிலேருந்து செய்ய ஆரம்பித்தோம் இப்போ ஒரு உதவியை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து செய்யணும் இதுக்கு உண்டான ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இப்போதைக்கு எங்கள் தாத்தா வந்து மலேசியாவில் இருக்காங்க அவங்க வந்து நிதி உதவி செலக்ஷன் இது பண்ணி கொடுத்து செய்ய வைக்கிறாங்க இங்கேயும் நிறையா பேர் நகரத்தார்கள் கொஞ்சம் உதவி செய்கிறாங்க அது மூலம் எங்கள் எங்கள் சித்தப்பார் வீடு சின்னையா வீடு பையன் கண்ணனுங்கிறவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறையா பேர் ஒன் ஒன்று கூடி செஞ்சால் இன்னும் நல்லா சிறப்பாக செய்யலாம் நாங்களும் சில திட்டங்கள் வைத்திருக்கிறோம் ஒன்பது திட்டங்களுக்கு மேலே வச்சுருக்குறோம் அதில் வந்து இப்போ சிலவற்றை சொல்கிறோம் கேட்ரிங் கேட்ரிங் செய்யலாம்னு இருக்கோம் சமைத்து உணவு கொடுக்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கோம் வீட்டுக்கு தே தேவையான பொருட்களும் கொடுத்து சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களும் செஞ்சு நாங்கள் கொடுத்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணலாம்னு இருக்கோம் அது சேல்ஸாகவும் பண்ணலான்னு பார்க்குறோம் அப்போ தானே அதுக்கு பொருளாதாரம் பண்ண முடியும் அப்போ தான் பொருளாதாரமும் இது பண்ண முடியும் டியூஷன் சென்டர் வைக்கலாம் டியூஷன் eh, ஹேண்டிகேப்டருக்கு உதவி செஞ்ச மாதிரியும் இருக்கும் அவங்களே வந்து டியூஷன் எடுத்து கொடுத்தாலும் தேவையில்லன்னு பார்க்குறோம் அதுலேருந்து பொருளாதாரம் வரும் அதுலேருந்து நாங்கள் நிதி உதவி செய்யலாம் இப்போ வந்து இப்போ எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து இந்த உதவிகள் இப்போ செய்ய ஆரம்பிச்சிங்க அதாவது செய் தொடங்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்க இப்போ எவ்வளோ பேர் ஒதுங்க உதவி வாங்கிக்கிறாங்க இப்போதான் இப்போ தான் மாதாந்திர பொருள் கொடுக்க ஆரம்பிச்சோம் எப்போ எப்போ தொடங்குனீங்க இப்போ மாதாந்திர பொருள் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் முன்னால் தீபாவளி போது தீபாவளி கிஃப்டாக கொடுத்தோம் யார் யாருக்கு இன்னுமே ஒரு வருஷம் மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் அவங்களுக்குன்னு ஒதுக்கி அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது ஊனமுற்ற காடா இல்லை பஸ் பாஸா ட்ரெயின் பாஸா இல்லை அவங்களுக்கு வைத்திய உதவியா அப்படிங்கிறத கணக்கெடுத்து யாரார்கிட்ட யார்கிட்ட கொடுக்க ரெடியாக இருக்காங்களோ அவங்களையும் இவங்களையும் மிங்கிள் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணணுங்கிற திட்டம் வச்சுருக்கோம் இதுமாதிரி ஊனமுற்றோர்களெல்லாம் கணக்கெடுக்கிறோம் கணக்கெடுத்து அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதுங்கிறத எங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா யார் யார் மூலியமாக செய்ய முடியுமோ அதை பார்க்குறோம் இப்போ எங்களுக்கு வந்து மெட்ராஸ்லேருந்து ஒருத்தவங்க நாகப்பன் நாகப்ப செட்டியார் வந்து கடியாப்பட்டி அவங்க அவங்களும் உதவி செய்கிறாங்க இப்போ எங்கள் வீதியில் அண்ணாமலை அண்ணன் அவங்களும் உதவி செய்கிறாங்க எங்கள் குழுதுனா மையம் ஆரம்பத்துலேருந்தே எங்கள் சின்னையா நான் வந்து இந்த வீட்டுக்கு ஆயா வீடு தான் எனக்கு சின்னையா மகன் அதாவது எனக்கு குழந்தார் மகன் அவங்க அவங்களும் வந்து நிறையா இடம் பார்க்கவும் அப்பச்சி சொல்ல சொல்ல நாங்கள் எப்படி மகன் கேட்குறோமோ அவங்களும் அம்மான்னு சொல்லிட்டீங்களா சரி நான் போய் இடம் பார்க்குறேன் வைக்கிறேன்னு எல்லாம் இடம் பார்க்கலாம் எங்களோட அலைஞ்சாக பண்ணாங்க போன இதில் அவங்க தான் வந்து நின்று எல்லாம் பண்ணி எடுத்து கொடுத்தா இந்த ட்ரிப் அவசரமாக ஒரு வெளி விஷயமா வெளியூர் போகிறதுனால வர முடியல அவங்களும் இங்கே பங்குதாரராக எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இதுமாரி நிறையா பேர் வந்து கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறையா பேருக்கு செய்யலாம் இப்போ பதினாறு பேருக்கு தான் செய்கிறோம் இன்னும் எங்கள் அப்பா வந்து நூறு நூற்றம்பது இரநூறுவா பரணுங்கிறாங்க இப்போ பதினாறு பேருக்கு செய்கிறீங்க இது வந்து இப்போ அது வந்து அந்த பதினாறு பேரை நீங்கள் என்ன மாதிரி அதை தேர்வு செய்கிறீங்க பதினாறு பேரை வந்து ரொம்ப அடிப்படையில் அவங்க ஏழ்மையாகவும் அவங்களால எந்த வேலையும் அவங்களால இயங்கி செஞ்சுக்க முடியாதவங்களாக இருக்கவும் இல்லை அண்ணன் தம்பி அம்மா அப்பா எந்த உதவிகளும் இல்லாமல் இருக்கவங்களாகவும் பார்த்து சூஸ் பண்ணிக்கிறோம் வயோதிகளாக இருக்கவங்கள பிள்ளைங்கள்லாம் ஆதரிக்காமல் விட்டவங்கள அந்த வயோதிகளுக்கும் ஆதரவு கொடுக்குறோம் இப்போதைக்கு வந்து பொருள் தான் கொண்டே கொடுக்குறதா இருக்கும் எங்கள் ஆசிரமம் வளர்ந்துருச்சுன்னா அவங்களையும் வந்து நம்ம தேவைப்படுறவங்கள நம்ம இடத்துல வச்சு பாதுகாக்க திட்டம் பண்ணியிருக்கோம் சரி அதாவது இது யா உங்களுடைய எண்ணத்தில் தொடங்கினதா இல்லை மூணு பேர் சேர்ந்து தான் அதை இதை வந்து வடிவமைச்சிங்களா அப்பச்சியோட எண்ணத்தில் தோணுனது ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்கு இந்த ஈடுபாடு இருக்கும் ஏன்னா நம்ம பட்டுட்டோம் நம்ம நம்ம பட்ட கஷ்டம் அடுத்தவங்க படக்கூடாது நம்மளால் முடிஞ்சது செய்யணுங்கிறது எல்லாருக்குமே எங்களுக்குள்ளே இருக்கும் இது அப்பா வந்து இப்போ செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால் அப்பா இது அப்பா ஆரம்பிச்சு கொடுத்தாங்கன்னா ஈஸியாக இருக்குமே அப்பா ஆரம்பிச்சதோட இறங்கி அப்பாவுடைய முயற்சி ஆக்சுவலாக வந்து உங்களுடைய செயல் வடிவம் எல்லாமே வடிவம் வடிவம் வடிவம் எல்லாமே ஏன்னா என் பொண்ணு நிறையா பட்டு நாங்கள் பார்த்தது என்னோடையுமே எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து நான் சின்ன வயசில் மூணாவது படிக்கும் போதே விளையாடுறேன்னு கண்ணை குத்திக்கிட்டேன் அப்போயே வந்து நான் பிறவியில் உங்களுக்கு பிறவியில் ஒன்றும் இல்லை நான் மூணாவது படிக்கல ரொம்ப சேட்டை பண்ணுவேன் அப்போ வந்து விளையாடும் போது கண்ணை குத்திக்கிட்டேன் அதனால் அப்போயே மதுரையில் ஹாஸ்பிட்டலில் வச்சு வச்சு ரொம்ப நாள் பார்த்தாங்க என்னால் குணப்படுத்த முடியல அந்த கண்ணை அதனால் எனக்கு வந்து எங்கள் அம்மா எனக்கு எனக்கு இருபது வருஷம் வித்தியாசம் அப்போயே அந்த கல்யாணம் பண்ணும்போது அப்போல்லாம் நம்ம பிள்ளைய இப்படி செஞ்சுட்டோமே நம்ம இனிமேல் க எல்லாருக்கும் ஆதரிக்கணுங்கிறது எங்கள் அப்பச்சி மனசில் அப்பயே விதைச்சிருச்சு ஆனால் நான் அப்போ சின்ன பிள்ளை அப்போ வரல எனக்கு என் மக இப்படி பிறக்க வட்டி இவளோட நான் பாடுபடும் போது நம்மளும் அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு வந்துருச்சு அதனால இது அப் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் முடியுமா நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா சொல்லுவாங்க ஊர் கூடுனா தான் தேர் இழுக்க முடியும் நம்ம செய்வோம் முடியும் ஏன் முடியாதுன்னு நினைக்கக்கூடாது எதுவுமே முடியும்னு சொல்லி அப்பச்சி ஏற்பாட்டில் தான் இதை நாங்கள் ஆரம்பித்தோம் தன் தான் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு சிறிய ஒரு அசம்பாவிதத்தால் மூன்று வயதில் ஒரு கண் பாதிக்கப்பட்ட ஆட்சி அவ அவர்களுடைய குழந்தை பிறக்கும் பொழுதே கால் காலில் சிறிய ஒரு குறைபாடுடன் மாற்று மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறார்கள் ஆக இவர்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தை இந்த சமூகம் படக்கூடாது என்ற ஒரு எண்ணம் அதற்காகவே இந்த மூன்று பேரும் இணைந்து ஒரு சமூக சேவையில் அந்த எண்ணத்தை துவக்கி இப்பொழுது செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய மனது படைத்தவர்கள் இந்த இவர்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு உதவி செய்வது என்றால் உதவி செய்யலாம் அப்படி செய்வதற்கான இவருடைய நண்பர்கள் அனைத்தையும் இவருடைய தொலை தொலைபேசி நம்பர் அனைத்தையும் நம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கிறோம் அதை பார்த்து உதவி செய்ய விருப்பங்களும் உதவி செய்யலாம் இப்பொழுது நாம் இந்த நிகழ்ச்சியை காணலாம் Thank you. Thank you. Kamadhenu trust மூலிமா உதவி கிடைக்கும்னு கேள்விப்பட்டு இங்கே வந்தேன் என்னுடைய சிறு வருமானத்தில் நாங்கள் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பாதுகாக்கணும் இந்த ராமருடைய பாலம் கட்டுவதற்கு அணில் உதவி செய்வது என்று சொல்வார்கள் அந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப சிறிதோ பெரிதோ அந்த உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையில் இந்த மூன்று ஆட்சிமார்களும் தொடங்கிய இந்த ட்ரஸ்ட்டுக்காக நமது சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நாகப்பூர் செட்டியார் அவருடைய சொந்த ஊர் கடியாபட்டி அவர்கள் வந்து தங்களால் என்ற உதவியை இதற்கு செய்திருக்கிறார்கள் அவர்கள் எங்களிடம் சொல்லும் பொழுது நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை எடுத்து போடும் பொழுது ஒரு ஆயிரம் பேர் பார்த்தார்கள் என்றால் ஒருவரோ இருவரோ கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலே இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி என்று சொன்னார்கள் இப்பொழுது அண்ணன் அவர்கள் அவர்களுடைய எண்ணத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்வார்கள் அண்ணன் அவங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க எப்படி இந்த ட்ரஸ்ட்டுக்கு பண்ணணுங்கிற எண்ணம் என்ன வந்ததை பற்றி சொல்லுங்கள் ஒரு நிமிஷம் ஒரு சின்ன விளம்பரம் பார்த்தேன் இவங்க ஹேண்டிகேப் பீப்புளுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம் தீபாவளி டயத்துலேயும் மற்ற மாதம் மாதமும் நாங்கள் அப்போது எங்கள் வீட்டில் எப்படின்னா எங்களுடைய மூத்த சகோதரி அவங்க வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே காலமாயிட்டாங்க அவங்க நினைவாக நாங்கள் எல்லாம் பண்ணுறோம் ஸோ அவங்க நினைவாக இதில் இவங்க செய்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு இவங்களோட எங்களால் முடிஞ்ச ஒரு ரொம்ப சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் இவங்களோட சேர்ந்து பண்ணுறோம் அதுதான் காஸ்டிட்டாருடைய அறிமுகம் அதுக்கப்புறம் அவங்க நிறைய திட்டங்கள் நிறைய வச்சுருக்காங்க அதாவது ஒரு நூறு நூற்றி பதினெட்டு அடி உயரத்தில் முருகன் சிலை அப்புறம் காமதேனு சிலை குபேரன் இந்த மாதிரி எல்லாமே சிட்நாடு ஏரியாவில் ஒரு மெயின் ரோட்டில் இருந்தால் ஒன்று டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்டாகவும் வரும் இன்னொன்று அதே இடத்துல அவங்க நிறைய திட்டங்கள் வச்சுருக்காங்க அதாவது ஒரு ஆசிரமம் மாதிரி வச்சு ஊனமுற்றவர்கள் முதியோர்கள் குழந்தைகள் அனாதை குழந்தைகள் அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோன்னா அந்த இடத்துல ஒரு பசுமடமும் வைக்கிற மாதிரிலாம் திட்டம் வச்சுருக்காங்க அதுக்கான இடங்கள் அமையணும் எல்லாம் வந்து அவனொருளாலே அவன் தாழ் வழங்கிங்கிற மாதிரி அதுக்கு இறைவன் வழிவகுப்பானுங்கிற நம்பிக்கை இருக்குது அவங்க இந்த எண்பத்தி ரெண்டு வயதில் கடுமையான உழைக்கிறாங்கன்னு பார்க்குற போது எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஊக்கம் நம்ம இன்றைக்கி பண்ணாதான் தான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அவங்க பண்ணதில் அது சிறுசோ பெருசோ அது ரொம்ப சின்ன துளியாக இருந்தாலும் அவங்களோட சேர்ந்துக்குவோம் நான் ஒரு ஆளாக போய் இந்த பதினாறு பேரை கூப்பிட்டுலாம் பண்ண முடியாது அவங்க பண்ணுறாங்க இந்த பொருளையும் சேர்த்து கொடுங்கன்னு வேணால் எங்களால் பண்ண முடியும் அதுதான் நம்மளால் பண்ண முடியும் உதவி செய்கிறதுக்கு பொதுவாக மனம் வேணுமா பணம் வேணுமான்னா பணம் வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் ஆனால் பணமே இல்லைனாலும் மனம் இருந்தால் பணம் பின்னாடி வந்துடும் அதுதான் நான் அனுபவத்தில் பார்த்தேன் இது வந்து விளம்பரம்லாம் ஒன்றும் தேவையில்லை இதை பார்த்து ஒரு ஆயிரம் பேரில் ஒரு பத்து பேர் நூறு பேர் இவங்களுக்கு கை கொடுத்தாலே போதும் இந்த இது ரொம்ப நல்ல அளவில் போய் சேர்ந்துருங்கிறது தான் என்னுடைய நன்றி நன்றி காரைக்குடி ஆனா சோனாப்பான அண்ணாமலை அண்ணன் அவர்கள் பிள்ளையார்பட்டி கோயிலை சேர்ந்தவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் அவர்களும் பல உதவிகளை செய்திருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது நம்முடன் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள் Kamadhenu Chettinad charitable trust P L Vishalakshi அவர்கள் தொடங்கியுள்ளார்கள் அது மிக சிறந்த பணியாக தொண்டு செய்து வருகிறார்கள் எல்லோருக்கும் பொருட்கள் வழங்கி அவர்களுக்கு ஆதரவாகவும் துணையாகவும் இருந்து மாதா மாதம் கொடுக்கும் முயற்சியை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த சீரிய பணி மேலும் பல பேருக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதலில் சிறிதாக ஆரம்பித்ததை மாதா மாதம் கொடுத்து நூறு நூற்றி ஐம்பது பேர்களுக்கு மாதா மாதம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடங்கியுள்ளார்கள் அவர்கள் எங்கள் பங்காளி ஆக்சுவலாக பிள்ளையார்பட்டி கோயில் அவர்கள் கணவர் மிக சிறந்த பணியாற்றக்கூடியவர்கள் எல்லோருக்கும் உதவி புரிபவர்கள் ஆக்சுவலாக என்ன என்னுடைய பையன் திருமணத்திற்கு பிள்ளையார்பட்டியிலே மிக உதவியாக இருந்தார்கள் அப்பொழுது கண்ணன் ட்ரஸ்டியாகவும் இருந்தார்கள் எல்லா பங்காளிகள் நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் எல்லோருக்கும் உதவி புரிபவர்கள் அந்த நோக்கத்தோடே அவர்கள் துணைவியார் அவர்களுக்கு பிறகு அந்த கடமையை தொடர்ந்து ஆற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு அவர்கள் மகள்களும் மாப்பிள்ளையும் உறுதுணையாக இருந்து மேலும் இதை சிறப்பாக செய்வதற்கு உறுதுணையாக இருந்து வருகிறார்கள் இந்த சீரிய பணி மிகவும் தொடர்ந்து மேன்மேலும் வளர்ந்து பல பேரை பல பேருக்கு உதவியாகவும் உதவும் கரங்களாகவும் நட்பு கரங்களாகவும் காக்கும் கரங்களாகவும் இருந்து எல்லோரையும் காத்து அருள எல்லாம் வல்ல எம்பெருமான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மையையும் வேண்டி வாழ்த்தி வணங்குகிறேன் இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பள்ளத்தூரை சேர்ந்த கீதா அவர்கள் வந்து பார்வைத்திறனில் ஒரு சிறிய ஒரு குறைபாடு மாற்றுத்திறனாளி அவர்கள் வந்து இந்த நிகழ்வை பற்றியும் இந்த அனுபவத்தை பற்றியும் நம்மளுடைய நேரையுடன் பகிர்ந்துக்குவாங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என் பேர் கீதா நான் பல்லத்தூர்லேருந்து வரேன் நானும் ஒரு மாற்றுத்திறனாளி ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இந்த காமதேன ட்ரஸ்ட்டை பற்றி ஐயா வந்து மலேசியாவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க கா காசி ஐயா எனக்கே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு ஏன்னா மாற்றுத்திறனாளி இன்றைக்கி வந்து ஒரு மனுஷங்களாக கூட பார்க்காத இந்த காலத்தில் ஐயா வந்து மாற்றுத்திறனாளியை பற்றியே எப்போவும் சிந்தனை பண்ணுறது வந்து நல்லா தெரியுது ஏன்னா மாற்றுத்திறனாளிக்கு வந்து மளிகை சாமான் தொகுப்பு தரணும் ஏன்னா போன தடவை அவங்க வந்து சாப்பாடு வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு அது உண்மை ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து இந்த மளிகை சாமான் தொகுப்பு கொடுக்கறத விட வாழ வச்சிருக்குங்கிறதுக்கு வந்து எனக்கிட்டேயே வந்து மக்கள் வந்து எடுத்துக்காட்டுக்கு இருக்காங்க அது மாதிரி ஐயா வந்து மாற்றுத்திறனாளியை பற்றி இன்னும் என்ன சிந்தனை பண்ணுறாங்கன்னா மாற்றுத்திறனாளி இது வரைக்கும் வந்து முதியோர் இல்லை இருக்குது ஆதரவற்றோர் இல்லம் இருக்கும் ஆனால் வந்து மாற்றுத்திறனாளிக்குன்னு ஒரு இல்லம் அவங்க வந்து இது வரைக்கும் யாருமே ஆரம்பிக்கணும்னு உடனே நினச்சது கிடையாது அந்த விஷயத்தில் வந்து ஐயாவை பாராட்டணும் உண்மையிலே ஐயா வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு நூறு பேர் மாற்றுத்திறனாளி தங்குறாப்புல ஒரு பெரிய இது கட்டணும் அந்த இடத்துல வந்து தங்க வைக்கணும் அவங்க குழந்தைங்கள கூட நம்ம வந்து விட்டுறக்கூடாது அவங்க குழந்தைங்கள அரசோட உதவியை கொண்டு நம்ம வந்து படிக்க வைக்கணும் அவங்களுக்கு எல்லாமே செய்யணும் அவங்களுக்கு முடியலையா அவங்களுக்கு மெடிக்கல் வந்து உடனே அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க ஐயா எனக்கு கேட்டபோது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை இப்போ ஒரு ஸ்டார்ட் ஸ்டார்டிங்காக ஒரு இது என்ன பண்ணோம்னா நினச்சாங்கன்னா ஒரு போக்குவரத்து அதாவது முடியலைன்னு மாற்றுத்திறனாளி ஃபோன் பண்ணுறாங்களா நம்ம கூட்டி கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வரது மட்டுமாவது இப்போ செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி இந்த மளிகை சாமான் தொகுப்பு மட்டுமே ஐயா வந்து ஓ பத்து பேருக்குன்னு சொல்லலை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூறு பேருக்காவது செய்யணும் அது வந்து உடனே அது வந்து மாதம் மாதம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கு ஐயாவுக்கு மொதல் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லை ஐயா அங்கேருந்து சொல்ல சொல்ல இங்கே அம்மா வந்து மூணு பேருமா லேடிஸாகவே இருந்து எல்லாரையும் ஃபேஸ் பண்ணி நிறையா வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அலைஞ்சிருக்காங்க எனக்கு இந்த ஒரு மாதமாக அவங்க அலைஞ்சிட்ருக்கிறது தெரியும் அதுக்கும் மொதல் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது மாதிரி ஐயாவோட திட்டங்கிறது வந்து மாற்றுத்திறனாளியை பொறுத்த வரைக்கும் நிறையா ஐயா வந்து வரிசையாக சொல்லிட்டு போயிருந்தாங்க படிக்க வைக்கிறதுலேருந்து அது மட்டும் இல்லை அவங்கள வந்து தொழில் ஏதாவது தொடங்கி அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் ஏன்னா வேலை இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படி உண்மையிலே அது உண்மை மாற்றுத்திறனாளியை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளின்னு ஸ்கூல் போகிறாங்க கொஞ்ச நாளில் வந்து அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணும்போது அவங்க படிப்பை நிறுத்திடுறாங்க அப்போ அவங்க எதுவுமே படிக்காமல் எந்த வேலைக்கு போக முடியும் அப்படிங்கும்போது ஐயா சொன்னாங்க வேலை வாய்ப்பு நம்ம உருவாக்கி தருவோம் அப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து பெரிய விஷயம் மாற்றுத்திறனாளியை ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி இருபத்தி ஏழு வகை இருக்கும் ஒவ்வொருத்தரையும் உணர்ந்தால் மட்டும்தான் அதெல்லாம் செய்யணும்னு நினைக்க முடியும் அதுக்கு நம்ம அறக்கட்டளையோட தலைவர் ஐயா அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லை இதில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இதை பார்க்குறவங்க கொஞ்சம் எல்லாரும் நல்லா வெல்வர்ஸ்டாக இருக்கிறவங்க உதவி செஞ்சிங்கன்னா இது மாதிரி எத்தனையோ மாற்றுத்திறனாளியை வந்து நம்ம வந்து வாழ வைக்கலாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்கிறேன் நடந்த உண்மை இது ஒரு பையன் வந்து மூல வளர்ச்சி இல்லை அவனுக்கு கையும் கிடையாது அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா நம்ம தான் மூணு பிள்ளைய பெற்றிருக்கோமே இந்த ஒரு பிள்ளைய கொண்டுடுன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லி விஷம்லாம் உட வாங்கி கொடுத்தாங்க சாப்பாட்டில் கலக்க சொல்லி இல்லை அந்த பையனை கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டுரு அவன் எங்கேயா போய் செத்து போட்டோன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஐடியாலாம் கொடுத்தாங்க அந்த பையன் வந்து என்கிட்ட அழுதான் அக்கா நான் வந்து சாகிறதுக்கு முன்னாடி நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் ஸோ உனக்கு கண்ணு தானே ப்ராப்ளம் என் கண்ணை உனக்கு வச்சுக்க சொல்ல நான் அந்த மாதிரி போகிறேன் எங்கள் அப்பா என்னை சொல்லி சொல்லி டார்ச்சர் பண்ணுறாருன்னு இல்லைடா பண்ணலாம் பண்ணலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மாதம் மாதம் எங்கே யார்ட்டையாவது மளிகை சாமான் வாங்கி தொகுப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்போ அவங்க அப்பா கொஞ்சம் திட்டுறது குறைஞ்சிச்சு அப்புறம் வந்து அவன் வந்து என்ன பண்ணால் ஒரு நாலு நாள் வேலைக்கு போனான் சம்பாரிச்சு வந்து காமிச்சான் காசு ஒரு முந்நூறுரூபா அப்போ நான் சொன்னேன் இதை உனக்காக ச உனக்காக சேரு உனக்காக சேருண்ணே இப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரு சில நாள் வந்து அழுவோம் அப்போம்போது என்ன சொன்னேன் நம்ம ஊரில் தானே உன்னைய தெரிஞ்சவங்க வேலை கொடுக்கல வெளியூரில் போய் பார் இப்படியே பார்த்து பார்த்து இன்றைக்கி அவங்க அப்பா திட்டுறதும் விட்டு போச்சு அவனும் தொடர்ந்து வேலைக்கு போகிறான் அவனோட அந்த மாற்றுத்திறனாளி அவன் வந்து ஒரு மூளை வளர்ச்சி இல்லாதவங்கிறதே அவனுக்கு மறந்து போகிற அளவுக்கு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மூ ரெண்டு வருஷத்தில் மாற்றிருக்கோம் இப்போ அவன் வந்து அக்கா எனக்கு மளிகை சாமான் கொடுத்தா தான் எங்கள் அப்பா உள்ளே வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிற நிலமை கொஞ்சம் மாறி இருக்குக்கா அதனால் என்ன விட கஷ்டப்பட்டு இதே மாதிரி சாகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்யுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மளிகை சாமான் கொடு கொடுக்குறதே நான் அதுலேருந்து தான் கண்டினியூ பண்ணேன் யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கி வாங்கி இந்த மாதிரி சாகரேன்னு சொல்கிறவங்களுக்கு கொடுக்கணும் இன்றைக்கி வரைக்கும் அவன் அதுக்கப்புறம் சாகரேனே என்கிட்ட வந்து சொல்லலை இது மாதிரி செய்கிறது சின்ன சின்ன உதவி நிறையா பேரை வாழ வைக்கும் அவங்க குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் நிறையா பேருக்கு வெளியில் நடிச்சிட்டு இருக்காங்க உள்ளே அவங்க பேரண்ட்ஸ்லாம் என்ன பாடுபடுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க அப்போ வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து குடும்பங்களுக்குள்ளேயும் நிறைய வந்து சோதனைகளை தன் சோதனைகளை லைவாக வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அதோட அவங்க அந்த பெற்றோர்களுமே இப்போ நிறைய பாரமாக நினைக்கக்கூடிய சூழல் தான் இருக்கா நீங்கள் நூற்றி இருபது பேர் இருக்காங்க பள்ளத்தூரில் மாற்றுத்திறனாளி நான் வரும்போது தொண்ணூறு பேர் இருந்தாங்க இப்போ நூற்றி இருபது பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தரோட வரலாறும் உள்ளே போய் தெரு பார்த்த பார்க்குற எனக்கு தெரியும் ஆனால் வெளியில் சொல்லையாதீங்க அது வந்து அந்த ஒரு நாளோட உள்ளே வச்சுக்க மாட்டாங்கல்ல ஒருத்தவங்க விஷம் வச்சு கொள்றேன்னு ஒரு அம்மாவை சொல்லும் போது அந்த அம்மாவுக்கு தெரியும் பெத்த அம்மாவுக்கு தெரியும் அந்த பிள்ளை எனக்கு பாரம் இல்லைன்னு அந்த அம்மா அழுகுறாங்க அப்படிங்கும்போது அவங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் அவர் சொன்னது என்ன மூணு பிள்ளை இருக்குது ஒரு பிள்ளை போனால் போட்டோம் அது மாதிரி ஒரு அம்மா சொல்ல முடியுமா இது மாதிரி ஒவ்வொருத்தருமே வீட்டுக்குள்ளே கூட பல சோதனையை அனுபவிக்கிறாங்க வெளியில் வேணால் தெரியாமல் இருக்கலாம் அதுக்கப்புறம் தான் நான் பள்ளத்தூரில் இதை தொடர்ந்து கொண்டாந்தேன் என்னால் முடிஞ்சது ஒரு வருஷத்துக்கு மூணு தடவையாச்சு யார்கிட்டையாவது வாங்கி வாங்கி மாட்டுத்திறனாளி கொடுக்கறது இந்த சாமா வரும்போது ஒரு பத்து நாளாவது நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க சொல்லுங்கள் அது மாதிரி நிறையா பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எவ்வளவோ இருக்கப்பட்டவங்க உதவி செஞ்சால் எத்தனையோ பேரை வாழ வைக்கலாம் கரெக்டாக அது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தரையும் இது மாதிரி போய் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட வழி இருக்காது இல்லை மாற்றுத்திறனாளியா அவங்களுக்கு சாப்பாடு போடுறது கிடையாது வீட்டுக்குள்ளே நீ என்னத்துக்கு பிரயோஜனம் நிறைய பேர் இருக்காங்க அப்படியும் இருக்காங்க வீட்டில் வந்து எப்படின்னா நீ வேலை செஞ்சு என்ன கொண்டாந்த உனக்கு சாப்பாடு போட நீ இப்படி இப்படியே இருந்தேன்னா கொஞ்ச நாளாக போயிடுவே இல்லை எங்களுக்கு பாரம் குறையும்ல ஸோ அதுவும் இல்லையா இவங்க மாற்றுத்திறனாளின்னு காமிச்சு காமிச்சு என்னென்னலாம் சலிக்க வேணுமோ அதை வீட்டுக்கு வாங்கிக்கிறது இப்படி இல்லாமல் இருக்காங்க நூற்றில் ஒரு பத்து பேரண்ட்ஸ் தான் உள்ளபடிக்கே நல்லபடியாக குழந்தைங்கள வச்சுக்கிறவங்க எனக்கெலாம் வந்து என் வீடு சப்போர்ட் தான் என் அப்பா அம்மா சப்போர்ட் தான் இல்லைனா நான் இத்தனை டிகிரி படிச்சிருக்க முடியாது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் ஒரு பார்வை திறன் மாற்று திறனாளி பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளி அதை வந்து நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து விஷன் உங்களுக்கு இப்போ வந்து விஷன் கிடையாது இந்த விஷன் கிடையாதுங்கிற முறை எந்த முறையில் படிச்சிங்க என்ன என்ன இருங்க இருங்க நான் நீங்கள் நான் கேள்வியாக கேட்டார் நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் எந்த முறையில் படித்தீங்க வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி நான் வந்து டிப்ளமோ கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தேன் நான் வந்து அப்போ வந்து எனக்கு ஷார்ட் சைட்டாக லாங் சைட்டான்லாம் கண்டுபிடிக்க முடியல எனக்கு எல்லாமே மெரிட்டில் தான் கிடச்சிச்சு எனக்கு வந்து இந்த சலுகையில் போகிற எந்த சீட்டும் பிடிக்காது ஸோ பாலிடெக்னிக் வந்து நான் வந்து பெரியார் யூனிவர்சிட்டியில் படி பெரிய படித்தேன் அங்கே நான் வந்து என்னால் வந்து இந்த பார்வை குறையுது அப்படிங்கிறது அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அதனால் என்னால் டெக்னிக்கல் எஜுகேஷனில் வந்து ஃபாலோ பண்ண முடியல ஆனால் அதுலேயும் நான் வந்து டிசி வாங்கிட்டு வரக்கூடாது எடுத்து முன் வச்ச காலம் பின் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முழுமையாக முடித்தேன் எங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் அப்பா அந்த டயக்ராம்லாம் வரைகிறதுக்கு வாரம் வாரம் வந்துடுவாங்க அப்போ இந்த மாதிரி சலுகைகள் எதுவுமே யாருக்குமே தெரியாது பார்வையற்றவருக்கு ஸ்கிரைப் இருக்குது எதுவுமே தெரியாது ஸோ நானாக தான் ஃபிங்கர் மூவ் பண்ணி டிப்ளமோலாம் முடித்தேன் நான் அதில் வந்து எண்பது சதவீதம் அதுக்கப்புறம் என்னை படிக்க வேணான்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க பிபிஏ வந்து கரஸில் பண்ணிட்டு எனக்கு அது பிடிக்கல வீட்டில் படிக்காமல் இருக்க பிடிக்கல ஸோ பிபிஏ கரஸில் பண்ணேன் நாலு ஹிந்தி பேப்பர்ஸ் வந்து முடித்தேன் வீட்டில் இருந்தபடி எனக்கு வந்து எல்லாமே நான் ஃபிங்கரை மூவ் பண்ணி தான் எழுதுனேன் நார்மல் மெத்தடில் தான் படித்தேன் அப்போ பிரெயின்லாம் இருக்கிறது யாருக்கும் தெரியாது ஸோ அதுக்கப்புறம் எம்பிஏ வந்து எனக்கு மெரிட்டில் கிடச்சிச்சு அழகப்பா யூனிவர்சிட்டியில் நான் செகண்ட் ரேங்க்கில் கிடச்சிச்சு என்ட்ரன்ஸில் ஸோ ஃபார்வர்டு கம்யூனிட்டிக்கு எந்த சலுகையும் இல்லைங்கும் போது நான் மெரிட்டில் கிடச்சது வந்து ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினச்சேன் நான் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அண்ட் இ காமர்ஸில் வந்து எம்பிஏ படித்தேன் எம்பிஏல வந்து நான் இங்கே ஸ்க்ரைப் வச்சு தான் எழுதினேன் எனக்கு அவ்வளோ ஃப்ளெஜ்டாக இல்லை ஸ்க்ரைப்புங்கிறதுனால தான் நான் அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டேன் சரியானதுக்கப்புறம் படித்து போனேன் இங்கே நான் செவன்ட்டி சிக்ஸோ செவன்ட்டி எயிட்டோ தான் நான் வாங்கினேன் இப்போ பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் நான் வந்து ஹிந்தியை முடித்தேன் அதில் என்னமோ டிடிடின்னு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அது முடித்தா கொஞ்சம் வைவா எக்ஸாமுக்கு நடத்தலான்னு ஸோ அதுவும் முடித்தேன் எல்லாமே நான் ஃபிங்கர் மூவ் பண்ணி தான் எழுதினேன் எங்கள் அம்மா மேலே தமிழில் எழுதி வச்சுட்டு ஹிந்தி அப்படியே படித்து காமிப்பாங்க அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிப்பேன் படிக்கிற பசங்க பக்கத்தில் உட்காந்து நான் அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி எல்லாமே யூனிவர்சிட்டியிலலாம் எல்லாமே நான் அப்படி தான் படித்தேன் கீதா இப்போ எனக்கு என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி உங்களுக்கு வந்து நீங்கள் படிப்பில் ஓரளவுக்கு இருக்கீங்க உங்களுக்கு அரசாங்க உதவிகள் இருக்குது வெளியில் ஐடி இருக்குது இப்போ வந்து இப்போ வந்து காமதேனு செட்டிநாடு சமூக சேவை அறக்கட்டளை கொடுக்கக்கூடிய இந்த சிறிய உதவியானது அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அதாவது வெளியிலையும் நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களும் உதவிகள் பண்ணுறாங்க இது ரெண்டுக்கும் என்ன நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறீங்க அதாவது நான் வந்து மூணு ரெண்டு வருஷமாக சங்கம் வச்சு நடத்துகிறேன்றது நான் பாதிக்கப்பட்டனால மாட்டுத்திறனாளியே மாட்டுத்திறனாளி ஏமாத்தினால தான் நான் சங்கம்னு ஒன்று க்ரியேட் பண்ணேன் பட் வந்து அங்கெல்லாம் வந்து கேட்டு கூட நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உதவியை நாடணும் ஒவ்வொரு உதவியும் நாடுறது எவ்வளோ கஷ்டன்றது ஃபேஸ் பண்ணுற எனக்கு தான் தெரியும் ஸோ நான் ஒத்தி தான் போவேன் எங்கள் ஊரில் யாருக்குமே எஜுகேஷன் கிடையாது ஸோ அதோட இப்போ தானே பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க அதனால் யாருக்குமே எந்த சலுகையுமே தெரியாது பள்ளத்தூரை பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த சலுகையுமே தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே தெரியும் இப்போ நான் கூட வந்துட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் இப்போ எல்லாரையும் எப்படின்னா நீச்சல் அடிக்க சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன்னா சொல்லி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான் ஸோ நீச்சல் அவங்க அடிக்கிட்டேன்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீங்கள் போங்க நான் எதுவாக இருந்தாலும் இங்கேருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கேன் இப்போ அலுவலகத்துக்கு எல்லாரும் தனியாக போவாங்க முன்னாடி பயப்படுவாங்க இப்போ நல்லா போவாங்க ஆனால் இவங்களோடது எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வழியக்க வந்து ஐயா சொல்லி சலுகை பண்ணாங்க ஆமாம் மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கு போக விட யாருமே போனதில்லை யார்கிட்டையுமே காடே இல்லை வாங்க போக கூட பயம் எப்போ வந்தாலும் எல்லாருக்கும் கூட கூட்டு போய் ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துருக்கேன் இப்போ எல்லார்ட்டையுமே எல்லா சலுகையுமே முடிஞ்சிருச்சு பள்ளத்தூர் ஃபுல்லாக அது மாதிரி இப்போ எங்களுக்கு இந்த ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா மாற்றுத்திறனாளி தேடி போனால் கூட உதவி செய்யாத போது எங்களை தேடி வந்து ஐயா உதவி செஞ்சார் என்னை ஐயா கேட்சப் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆணுச்சு லைன்லேயே பிடிக்கும் ஆனால் அதுக்கும் ஐயா வந்து சலிச்சே போல் அவர் வயசு என்ன சொல்லுங்கள் எண்பத்தி ரெண்டு வயசில் ஐயா கொஞ்சம் கூட சோர்வடையாமல் என்னை எப்படியும் கேட்சப் பண்ணலாம் அடுத்தடுத்த நம்பரில் வந்தால் என்னை பிடிச்சிட்டாங்க அப்போ தான் தெரிய இவங்க ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வழியாக வந்து உதவி செய்கிறதுக்கு யார் இருக்காங்க மொத மொதல் ஐயா தான் அதை செஞ்சுருக்காங்க நிஜமாலே அதில் கிரேட்டு இது ரெண்டு தடவையாக பண்ணிகிட்டு இருக்காங்க அது நிஜமாலே வந்து அதில் ஐயாவை அடிச்சுக்க ஆளே இல்லை ரெண்டாவது அங்கேருந்து சொன்னாங்கனாலும் இங்கே செய்கிறதுக்கு வேணும்ல லேடிஸ் நான் ஐயாட்ட தான் சொன்னேன் இதை மாதம் மாதம் செய்கிறீங்கிறீங்களே இதில் எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும் இந்த இதை முன்னின்று நடத்தக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு கண்ணில் குறை அவங்க மகளும் வந்து ஒரு வகையில் மாற்றுத்திறனாளி அது அதை வந்து உங்களுடைய உங்களுடைய பாதி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நடக்குங்கிறத கிட்டத்தட்ட அவங்க உண உணர்ந்தவங்க கண்டிப்பாக அதை தான் நான் சொன்னேன் அவங்க உணர்ந்தனால தான் எல்லாருக்குமே செய்யணும்னு நினச்சாங்க இதில் இப்போ நாங்கள் கூட்டு வந்திருக்கவே வெவ்வேறு பிரிவினரை தான் கூட்டு வந்திருக்கோம் ஒரே கண் பார்வையற்றவர் அப்படிலாம் கூட்டு வரல வெவ்வேறு கேஸ்ட் வெவ்வேறு பாதிப்பு உடையவங்க தான் இந்த உதவி இந்த உதவி உங்களுக்கு ஒரு சிறிய மகிழ்ச்சியை கொடுக்குமானால் அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு எஜுகேஷனல் பேக்கப் வச்சுருக்கீங்க இதை வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றம் காண்பதற்காக காமதேவன் செட்டிநாடு சமூக சேவை அறக்கட்டளை சார்பாக வாழ்த்துக்கள் கீதா உங்கள் வாழும் பலவும் பெற நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம்